வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் எபிசோட் பதினொன்று எபிசோட் பத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பீமனுக்கும் துரியோதனனுக்கும் என்ன பிரச்சனை இருந்தது பீமனுக்கு துரியோதனால என்ன ஆபத்து வந்தது பீமன் எப்படி நாகலோகம் போனார் நாகலோகத்துலேருந்து எப்படி திருப்பி தப்பிச்சு வந்தார் பாண்டவர்களும் கௌரவர்களும் வில்வித்தையில் எப்படி ஆர்வமானாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டவர்களும் கௌரவர்களும் வில்வித்தையில் ஆர்வமாக இருந்ததுனால பீஷ்மர் வந்து வில்வித்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு குருவை வந்து தேடிட்டு இருந்தார் அப்போது பீஷ்மர் எப்படி துரோணாச்சாரியரை இவர்களோட குருகுல தலைவராக நியமித்தார் அப்படின்றத தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் சரத்வான் அப்படின்றவர் வந்து கடுமையான பல தவங்களை செஞ்சு பலவிதமான அஸ்திரங்களை ஏவுற பயிற்சியை தெரிஞ்சு வச்சுருந்தார் ஒரு தடவை சரத்வான் இந்த மாதிரி கடுமையான ஒரு தவம் செஞ்சுட்டு இருந்தபோது இந்திரலோகத்திலிருந்து இந்திரன் வந்து அந்த வழியாக போகிறாரு அப்போ சரத்வானோட தவ வலிமையை கண்டு ரொம்ப வியக்கிறாரு பிரமிக்கிறாரு அவருக்கு இவர் தவம் செய்கிறது பிடிக்கல எங்கள் தவம் வலிமையால் தன்னை விட சிறந்தவர் ஆயிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு அவரோட தவத்தை கலைப்பதற்காக அப்சரஸ் அப்படின்ற பெண்ணை வந்து அனுப்புகிறாரு அப்சரஸ் வந்து சரத்வான் முன்னாடி தோன்றி பயங்கரமான நடனம் ஆடுறாங்க அப்சஸ் அப்சரஸுடைய நடனத்தினால சரத்வான் தன்னுடைய தவ நிலையிலேருந்து கலைஞ்சு கண்ணை விழித்து பார்க்குறாரு அப்போது தன் தனக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு நடனம் இருக்கிறத பார்க்குறாரு அந்த அழகுலையும் அந்த நடன கலையிலையும் மயங்கி கொஞ்ச நாள் அப்சரஸோட வாழ்கிறாரு அதன் விளைவாக ஆணும் பெண்ணுமான இரட்டை குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறக்குது குழந்தைகள் பிறந்த பின்னர் சரத்வான் வந்து மீண்டும் தவ நிலைமைக்கு போகிறாரு அப்சரஸும் விண்ணுலகம் போயிடுறாங்க இந்த ஆணும் பெண்ணுமாகி இரு குழந்தைகளை வந்து வனத்தில் இருக்க விலங்குகள் தான் வளர்க்குறாங்க ஒரு தடவை சந்தன மன்னன் வந்து இந்த வனத்துக்கு வேட்டையாட வர்றாரு அப்போது இரண்டு குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அந்த இரண்டு குழந்தைகளையும் தத்தெடுத்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதே மாதிரி அந்த இரண்டு குழந்தைகளையும் அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிருபர் கிருபி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க பல வருடங்கள் கடந்து ஓடுது அதுக்கப்புறம் சரத்வான் வந்து தன்னுடைய தவ வலிமையிலிருந்து கண் விழித்து தவ வலிமையினால் நம்ம அவங்களோட குழந்தைகள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அஸ்தனாபுரத்துக்கு வராரு தன்னுடைய குழந்தைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தான் தான் கற்றறிந்த எல்லா கல்வி செல்வங்களை வந்து தன்னோட மகனான கிருபருக்கு சொல்லித்தராரு கிருபியை கொஞ்சி விளையாடிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் பரத்வாஜர் அப்படின்ற அந்தனரோட மகன் வந்து துரோணர் பரத்வாஜருடைய நண்பருடைய நண்பராகிய பாஞ்சால தேசத்து அரசன் வந்து இருக்கிறாரு அவரோட மகன் வந்து துருபதன் இந்த துருபதனும் துரோணரும் வந்து ஒன்றா ஆசிரமத்தில் குருகுல கல்வி கற்றுக்கிறாங்க யார்கிட்டன்னா பரத்வாஜ முனிவர் கிட்ட துரோணர் வந்து வேத சாஸ்திரங்கள் எல்லா ப்ளஸ் அஸ்திர பயிற்சிகளை எல்லாத்தையும் நன்கு கற்றுக்கிறாரு துருபதன் வந்து அஸ்திர பயிற்சியை கற்றுக்கிட்டே இருக்கிறாரு துரோணர் அளவுக்கு அவர் வந்து நல்லா கற்றுக்கல கற்றுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றது இது மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது ரெண்டு பேரும் சிறு வயசில் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க அவங்களோட படிப்பும் பயிற்சியும் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற சமயம் வருது அப்போ வந்து துருபதன் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு துரோணரை பிரிகிறதுக்கு அப்போ வந்து இந்த பிரிகிற தருவாயில் துருபதன் என்ன சொல்கிறாரு அப்புடின்னா நான் வந்து பாஞ்சால தேசத்தோடைய இளவரசன் எந்த ஒரு நாளில் நான் வந்து பாஞ்சால தேசத்துக்கு அரசன் ஆகிறேனோ அன்னைக்கு வந்து பாஞ்சால தேசத்தில் வந்து பாதியை வந்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இதை கேட்ட துரோணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ரெண்டு பேரும் பிரியா விடை பெற்று துருபதன் வந்து பாஞ்சால தேசத்துக்கு போயிடுறாரு துரோணர் வந்து பரத்வாஜ முனிவர்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து ஒரு காலத்தில் அந்தரன் அந்தணராகவே இருக்கிறாரு இவர் வந்து கிருபாச்சாரியார் சகோதரி அதாவது வந்து நம்ம சரத்பானோட இரண்டு குழந்தைகள் கிருபர் கிருவின்னு பார்த்தோம் இல்லையா கிருபருக்கு வந்து சரத்பான் எல்லா கல்வி செல்வங்களையும் சொல்லி கொடுத்துட்டாரு அந்த கிருபி கிருபருடைய தங்கச்சியை வந்து நம்ம துரோணர் வந்து விரும்பி மனம் முடிச்சுக்கிறாரு அவங்களுக்கு அஸ்வத்தாமன் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறான் மனைவியையும் மகனையும் சந்தோஷமாக வச்சு வாழ்கிறதுக்கு அவர் வந்து பொருட்செல்வம் தேவைப்படுது அவர் அந்தனராக இருக்கிறதுனால அவரால் வந்து வேறு எந்த வேலைக்கும் போக முடியலை அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு மன்னன் கிட்ட தன்னுடைய வில் வித்தைகள் அந்த இதெல்லாம் காட்டி வந்து பொருட்செல்வம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா பரசுராமர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையுமே அந்தணர்களுக்கு கொடுத்துட்டு துறவரம் போக போகிற போக போக போகிறதா வந்து துரோணருக்கு வந்து தகவல் கிடைக்குது அதனால் பரசுராமரை போய் சந்திக்கிறார் கிட்ட தன்னுடைய நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி பரத்வாஜரோட மகன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் பரத் பரசுராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ இப்போ தான் என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் தானம் கொடுத்தேன் நான் வந்து துறவுக்கு போக போகிறேன் அதனால் என்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் வந்து நான் தானம் கொடுத்தேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது உதவி இருக்க முடியும் இப்போ என்னால் உங்களுக்கு எதுவுமே உதவ முடியாது ஏன்னா என்கிட்ட இருக்க இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் என்னுடைய உயிரும் நான் கற்ற அஸ்திர சாஸ்திரங்களும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட துரோணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன நீங்கள் கற்றுக்கிட்ட அஸ்திர சாஸ்திரங்களை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு தான் எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துடுறாரு இந்த ஒரு பதிலை வந்து பரசுராமர்கிட்டருந்து கேட்டதுக்கப்புறம் அப்புறம் பரசுராமர்கிட்டயே தங்கி இந்த அஸ்திர சாஸ்திரங்களை நல்ல தெளிவாக கற்றுக்கிறாரு இந்த அஸ்திர சாஸ்திரங்களை கற்ற துரோணர் வந்து தன் தான் எல்லாம் கற்று முடித்ததுக்கப்புறம் தான் தனக்கு ஒரு மனைவி இருக்குது குழந்தை இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணுன்ற ஞாபகமே வருது அப்போது தான் அவருக்கு தான் எதுக்கு வந்தோம் செல்வத்துக்காக தானே வந்தோம் இப்போ செல்வம் இல்லாமல் வீட்டுக்கு போனோம்னா போனோம்னா என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து அவருக்கு ஞாபகம் வருது அப்படி உட்காந்து கவலைப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் துரோணர் அவர்கிட்ட சொன்னது ஞாபகம் வருது எப்போ தான் வந்து பாஞ்சால நாட்டு மன்னன் ஆகிறேனோ அப்போ வந்து என்னுடைய தேசத்தில் பாதி எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அது வந்து அவருக்கு ஞாபகம் வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி துருபதனை போய் சந்திப்போம் தன் தன்னுடைய நண்பனை போய் சந்தித்து நம்மளோட நட்பு அந்த பால்ய நட்பையும் வந்து புதுப்பிச்சுக்கலாம் அதே சமயம் நம்மளுக்கு தேவையான பொருட்செல்வம் பாஞ்சால நாட்டில் பாதி கொடுக்கலனாலும் நமக்கு நமக்கு தேவையான பொருட்செல்வம் அதாவது நம்மளுடைய மனைவி மகனை வந்து வச்சு காப்பாற்றுறதுக்கான பொருட்செல்வத்தை கண்டிப்பாக நம்மளுடைய நண்பன் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு துருபதனை சந் சந்தித்து இப்போ சந்திக்கிறதுக்காக பாஞ்சால நாட்டுக்கு போகிறாரு துருபதனையும் சந்திக்கிறாரு தான் அவர் வந்து சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து துருபதனுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார் இதை கேட்ட துருபதன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்தணரே நீங்கள் என்ன கூ என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா நீங்கள் வந்து ஒரு சாதாரண அந்தணர் நான் வந்து பாஞ்சால தேசத்தோட மன்னன் நீங்கள் யார் பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு அஞ்சன் அந்தணர் நீங்களும் நானும் சமமாக படித்தோமா நான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேனா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்களுக்கு யாசகம் வேணும் உங்களுக்கு பிச்சை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை என்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாம் இப்படி வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு வந்து இப்படி பொய் சொல்லி கேட்குறத விட எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லை எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்க மன்னனேன்னு கேட்டால் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட துரோணருக்கு வந்து ரொம்ப அப்படியே உயிரே போன மாதிரி இருக்குது ஏன்னா அந்தணர்கள் வந்து ரொம்ப சுயமரியாதை உள்ளவர்கள் மிகுந்த அவமானமும் தலைக்குனிவும் அவருக்கு ஏற்பட்டுறதா அவர் வந்து கருதுகிறாரு அவருக்கு ரொம்ப மனசு வலிக்குது கண்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது ஆனால் அதே சமயம் ரொம்ப கோபமும் வருது ஏன்னா அவர் பொய் சொல்லலை அவர் உண்மையை தான் சொல்கிறாரு பயங்கரமாக கோபம் வந்து ஒரு சா ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு என்ன அப்படின்னா துருபதன்கிட்டே சொல்கிறாரு அரசரே ஒரு நாள் வந்து உங்களுக்கு சமமாக நான் வந்து ஒரு உங்களை மாதிரியே ஒரு அரசன் ஆவேன் அன்னைக்கு உங்கக்கிட்ட இருக்கிற எனக்கு சேர வேண்டிய பாஞ்சால நாட்டின் பாதியை வந்து நானே எடுத்துக்குவேன் அப்போ உங்ககிட்ட உ உரிமையாக நான் கேட்க மாட்டேன் நானே எடுத்துக்குவேன் அந்த நிலைமைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு போயிடுறேன் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு அங்கேருந்து வெளியில் வரும்போது அவர் நிறைய ஊரை தாண்டி இருக்காரு அப்போ அதில் ஒரு ஊர் தான் இந்த அஸ்தினாபுரம் இந்த அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அஸ்திராபுரத்தினுடைய இலவச இளவரசர்களான பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு பந்தும் ஒரு மோதிரமும் கிணத்துக்குள்ள விழுந்துடுது இதை பார்த்து அந்த குழந்தைங்க வந்து எப்படி இந்த பந்தையும் மோதிரத்தையும் கிணத்துக்குள்ளேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பரிதவிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவ்வளோ மனக்கவலையோட துரோணர் வந்து அந்த இடத்த கடக்கிறாரு அப்போ குழந்தைங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து சரி நமக்கு மன வல் மன கவலை இருந்தாலும் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த கிணத்துலேருந்து புத்தி புத்திசாலித்தனமாக பந்தை எடுத்துடுறாரு அப்புறம் அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு அம்பை எய்து அந்த மோதிரத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு இதை எடுத்து கொடுத்தோன்னு எடுத்து கொடுத்த இந்த செயலை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு இந்த இளவரசர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பரவாயில்லையே இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டாரே இதுக்கு இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்கிறாங்க வாங்க அந்த நிறைய எங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போங்க நாங்கள் தான் இளவரசர்கள் இந்த அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசர்கள் நாங்கள் தான் நீங்கள் வந்து எங்கள் அரண்மனைக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம துரோணரும் அவரும் மன கஷ்டத்தில் இருக்கனால சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அப்போ போகும்போது துரோண துரோண துரோண துரோணரோட செயலை ஆச்சரியமாக பார்த்த இந்த இளவரசர்கள் வந்து பீமர் பீஷ்மர் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க பீஷ்மரும் துரோணரை நல்லா பாராட்டிட்டு அப்புறம் கேட்குறாரு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துரோணர்கிட்ட கேட்கும்போது துரோணர் வந்து தன்னுடைய வறுமையை மட்டும் சொல்கிறாரு தான் தனக்கும் துருபதனுக்கும் நடந்த அந்த விஷயத்த சொல்லாமல் எனக்கு ஒரு மனைவி குழந்தை இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக பொருட்செல்வத்துக்காக நான் பரசுராமர் கிட்டே போனேன் ஆனால் அவர் எனக்கு முன்னாடி எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனால் அஸ்திர சாஸ்திரங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்கேன் என்னுடைய இளவரசர்களுக்காக வில்வித்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் ஒரு குருகுல ஆசிரியரை தான் வந்து தேடிட்டு இருக்கேன் நீங்களும் சரியாக இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் துரோணர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து என்னுடைய இளவரசர்களுக்கு வில்வித்தை கற்றுக்க தத்து கற்றுத்தர முடியுமா வில்வித்தரை மட்டும் இல்லாமல் எல்லா அஸ்திரங்களை ஏவுற பயிற்சியும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் தான் வந்து அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு நீங்கள் தான் இனிமேல் குருகுல ஆசிரியர் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டால் உங்களுக்கு தேவையான பொருட்செல்வத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் ஒத்துக்கிறாரு துரோணரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவர் வந்து எதுக்கு இதுக்கு ஓகே சொல்கிறாரு அப்படின்னா பொருட்செல்வத்துக்காக மட்டும் இல்லை துருபதன் கிட்ட ஒரு சபதம் போட்டிருக்காரு நானும் வந்து ஒரு நாள் பாஞ்சால தேசத்து மன்னன் மன்னன் அந்த இதுக்கு வந்து நானும் வந்து சமமாக வருவேன் அப்போ வந்து இந்த இளவரசர்களுக்கு ஆசிரியராக இருந்தால் இந்த இளவரசர்களில் ஒருத்தன் தான் வந்து கண்டிப்பாக அரசனாவான் ஸோ இந்த அரசனை வச்சு துருபதனை வந்து பழிவாங்கலாம் அப்படின்னு மனக்கணக்கு போட்டு பீஷ்மர் சொன்ன அந்த விஷயத்த வந்து ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நான் ஓகே இனிமேல் வந்து இந்த அஸ் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு வந்து நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மருக்கு வாக்கு கொடுத்துட்றாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து துரோணர் வந்து நம்ம பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராகிறாரு கர்ணன் எப்படி வந்தான் கர்ணன் துரோணர்கிட்ட கற்றுக்கிட்டானா இல்லையா ஏகலைவன் யார் இது எல்லாத்தையுமே வந்து இனி வரும் எபிசோடுகளில் நம்ம பார்க்கலாம் அது வர உங்களுடைய பேராதரவை எங்களுடைய புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்துட்ருப்பது நான் உங்கள் சித்ரா இது உங்கள் சேனல் ஓம் சிவோம் நன்றி வணக்கம்